கிறிஸ்துமஸ் மரம் ஹாய் குட்டீஸ் வீட்டுக்கு முன்னாடி மரம் இருந்தாலே அழகு அதுவும் இது போல கிறிஸ்துமஸ் மரம் இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும் கிறிஸ்துமஸ் மரம் செய்து பார்க்கலாமா இதற்கு தேவையான பொருட்கள் வெவ்வேறு அளவுள்ள எட்டு சதுர வடிவ வண்ணத்தாள்கள் நீளமான செவ்வக வடிவ காகிதம் முதல்ல பெரிய சதுர வடிவத்தால இரண்டா மடிக்கலாம் இதை திருப்பி அடுத்த பக்கத்துல இதே போல பாதியா மடித்தா இதன் அச்சுக்கள் பிளஸ் வடிவத்தில் இருக்கும் மீண்டும் இந்த பேப்பர்ல மூளைவிட்ட பகுதியில பாதியா மடிக்கலாம் இப்ப சதுரத்தின் முனைகளை நடு புள்ளியை நோக்கி முக்கோணமா இத போல மடக்கலாம் பாருங்க நாம மடித்த அச்சுக்கள் இப்ப கவனமா பாருங்க இந்த கடித உரை போல இருக்கிறத பின்புறமா மடக்கி இது போல நான்கு பகுதிகள் வர மாதிரி செய்துக்கணும் இப்ப இந்த முனைப்பகுதியை லேசா பிடிச்சு இந்த மாதிரி மடக்கணும் இது போல நான்கு பக்கத்திலும் சிறு மடிப்புகளை செய்துக்கணும் இப்ப பாருங்க பேப்பர்ல முனைப்பகுதியே தெரியாத மாதிரி மாத்திட்டோம் ஒரு அமைப்பு ரெடி இதே போல மற்ற வண்ணத்தாள்களையும் இந்த அமைப்பை செய்துக்கலாம் இங்க பாருங்க வெவ்வேறு அளவுகளில் இதே அமைப்புகள் இருக்குது இத அதன் உருவத்திற்கு ஏற்றாற் போல பொருத்தணும் கீழ்ப்பகுதி பெரியதாகவும் மேல் பகுதி சிறியதாகவும் இருக்கிற மாதிரி சரியா பொருத்திக்கணும் பாருங்க ஈஸியா பொருத்திட்டோம் இது மேல ஸ்டார் வச்சா சூப்பரா இருக்கும் அவ்வளவுதாங்க கிறிஸ்மஸ் மரம் ரெடி வீட்டு பக்கத்துல இந்த மாதிரி கிறிஸ்மஸ் மரம் இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும்ல உங்களுக்கு இது மிகவும் பிடிக்கும் தானே நீங்களும் கிறிஸ்மஸ் மரம் செய்ய ரெடியா பை குட்டீஸ் இத்தகைய பயிற்சியை மேற்கொள்வதன் மூலமா எளிய பொருட்களை கொண்டு நம் படைப்பாற்றல் திறனை நாமே வளர்த்து கொள்ளலாம்